hey guys welcome to golden tickets இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவிஸ் பார்த்தீங்கன்னா தலை அஜித் குமாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன ஒரு அஞ்சு பெஸ்ட் ஃபிலிம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூவிக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான வீடியோ போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வாலி இது நைன்டீன் நைன்டி நைனில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தலை அஜித் வந்து ஒரு டபுள் ஆக்ட் கேரக்டர் நடிச்சிருப்பார் இதில் அண்ணன் தம்பி அந்த மாதிரி ரெண்டு கேரக்டர் அண்ணன் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ரூடான கொஞ்சம் டஃப்பான கேரக்டராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவனால் வந்துட்டு வாய் திறந்து பேச முடியாது இவர் வந்துட்டு ஒரு ஊமை மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருப்பார் செகண்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியான டைப்பு அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு லவர் இருக்கும் அந்த பொண்ணு கூட வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் இருக்கனால வந்துட்டு இவர் வீட்டுக்கே வந்துட்டு அவரும் வந்துடுறாரு தனி கொடுத்தன மாதிரி இந்த வீட்டுக்கே வந்துடுறாரு ஆனால் வந்துட்டு வந்த இடத்துல நம்ம அண்ணன் நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டர் அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோவோட அதாவது தம்பியோட ஒய்ஃபை பார்த்து கொஞ்சம் அஃபர் ஆகுறாரு இந்த பொண்ணை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் வந்து நம்ம தம்பியை கொலை பண்ணிவிட்டு இந்த பொண்ணை அடைக்கலாம் நினச்சிட்டு இவர் பல டைம் வந்துட்டு கொலருக்கு முயற்சி பண்ணுறாரு இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம வில்லன் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட் நம்ம அண்ணன் வந்துட்டு தம்பியோட ஒய்ஃபை வந்து என்ன பண்ணார் தம்பிக்கு என்னாச்சு அப்படிங்கிறத மீதி கதை அது பார்த்திங்கன்னா வந்து இது ஒன்லைன் இவ்வளோ தான் பட் வந்து நம்ம வில்லன் கேரக்டராக பண்ணியிருக்க நம்ம அஜித்துக்கு வந்துட்டு ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த Vaali nineteen ninety nine second movie அதே வருஷம் தான் நைன்டீன் நைன்டி நைனில் ரிலீஸ் ஒரு மூவி அமர்கலம் அப்படின்னு ஒரு படம் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அன்ரூல்டு பர்சன் அதாவது வந்துட்டு கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல்லையுமே இருக்க மாட்டார் ஒரு ஃப்ரீக்கான ஒரு பர்சனாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சினிமா ஒரு தேட்டர் பிரச்சனையில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் ஹீரோயினை நம்ம ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ காதல் வராது ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே காதல் வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் காதல் லவ் பண்ணாங்களா இல்லையா அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தை ஒன்லைனர் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது நைன்டீன் நைன்டி நைன் அமர்க்கலாம் நம்ம மூணாவது பார்க்க போகிற படம் சிட்டிசன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆன மூவி இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அஜித்தோட எக்ஸ்ட்ரீம் லெவலான ஆக்டிங் இருக்கும் இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு அத்திப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கிராமம் அந்த டைமில் வந்துட்டு சுனாமி அந்த மாதிரி அலைகள்னால் வந்துட்டு இவங்க பாதிப்பாகுது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு அணை கட்டுறக்கு ஐ மீன் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கட்டுறக்காக கவர்மெண்ட்டில் மனு கொடுப்பாங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை ஏற்றுக்காது இது அழிஞ்சக்கப்புறம் வந்து இந்த இடத்த நம்ம ஆக்கிரமிச்சு பண்ணிக்கலாம் அதாவது இந்த டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கிராமத்தை அழிய விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பீப்புள்ஸ் வந்து எல்லாரும் அழிஞ்சிருவாங்க அதில் வந்து இந்த ஒன் பர்சன்டேஜ் நம்ம நம்ம அஜித் அப்புறம் வந்துட்டு கூட இருக்கக்கூடிய சில நண்பர்கள்லாம் வந்துட்டு உயிர் பிழைப்பாங்க அவங்களாம் பழச்சி திருப்பி எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அதோட ஒன்லைனர் நம்ம இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது நான் லீனியராக இருக்கும் அதாவது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷார்ட் காமிப்பாங்க ஆனால் வந்து கடைசியில் வந்துட்டு ஒரு கோர்ட்டில் நிற்க வச்சு நம்ம ஹீரோவை சொல்ல வைக்கும்போது வந்து இவரெல்லாம் கடைசியில் சொல்லுவார் என்ன நடந்தது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லுவார் ஆனால் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஒரு வியூவிங் ஆங்கிள் வந்து இந்த மூவி கன்ஃபார்மாக கொடுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஃபிலிம் இந்த வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த படம் பாருங்கள் சிட்டிசன் ரெண்டாயிரத்தி ஒன்று ஃபோர்த்து படம் அதே வருஷம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீனா அப்படின்னு ஒரு படம் இதில் தான் வந்து நம்ம அஜித்தை வந்து எல்லோரும் தலை தலை அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த படத்தில் மேஜராக நம்ம எல்லாருமே கூப்பிட்றது தலைன்னு தான் கூப்பிடுவாங்க இந்த படத்தில் இந்த படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டரான ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஹீரோவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆதிகேஷன் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டராக இருப்பார் அவர் கூட தான் வந்து நம்ம ஹீரோவும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் அப்போ சின்ன ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க ஹீரோவும் அவரோட அண்ணன் அப்புறம் வந்து அவங்க தங்கச்சி இருக்கும் அந்த சின்ன பிரச்சனையில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அதில் வந்து அவங்க தங்கச்சி வந்து இறந்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மீதி கதை நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது மூவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆன என்ன இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வில்லன் அப்புறம் வந்து நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே நல்ல வெயிட்டான கேரக்டராக இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்துட்டு நம்ம ஹீரோவாக இருக்கலாம் வில்லனாக இருக்கலாம் ரெண்டு பேர்த்தையுமே வந்து மாஸ்க் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஃப்ரேமுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட ஒன் லைனர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு ஹீரோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வெக்டார் அப்படிங்கிறவன் ஒரு டீமில் வந்துட்டு அவன் ஒரு என்ன சொல்கிறது ரெண்டாவது மூணாவது கட்ட அடியாளாக இருப்பான் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டைமிங்கில் வந்து நம்ம வெக்டார் அவங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்க குரூப்புக்கே தெரியாமல் வெக்டாருக்கே தெரியாமல் மற்றவங்களெல்லாம் வந்துட்டு என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதா ஒரு டைமிங் கிடைக்கும்போது வந்து நம்ம ஹீரோவும் உள்ளே போகுது எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்ணிடுறாரு வெக்டரை மட்டும் வந்துட்டு அவர் சும்மா லைட்டாக சுட்டுட்டு அவரை வந்துட்டு ஜெயிலில் வச்சுறாங்க ஆனால் வந்துட்டு வெக்டாரை வந்துட்டு இவருக்கு திருத்தி நல்ல வழி கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஆசை ஆனால் வந்துட்டு வெக்டார் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது அதுக்கப்புறம் வந்துட்டு இவரோட ஒய்ஃபை வந்து யாரோ கொண்டு வராங்க யார் கொண்டா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியாது அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி பார்க்குறாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது வெக்டார் தான் கொண்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெக்டாரும் இவருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதான் மீதி கதை இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரிவெஞ்சிங் கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு வெக்டார் அடிப்பார் திருப்பி வந்து வெக்டார் ஹீரோ அடிக்கிறது திருப்பி வந்து ஃபைனலாக ஹீரோ ஒரே அடி வெக்டார் முடிஞ்சா அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டோரியாக முடிச்சிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வேர்ட்ஸுக்கு பீப் தான் இருக்கும் மேக்ஸிமம் சென்சாரில் தூக்கியிருப்பாங்க மேக்ஸிமம் வேர்ட்ஸ் எல்லாம் அதனால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிலீஸ் ஆன போது வந்துட்டு நிறைய கற்றுருந்தது சீக்வன்ஸ்லாம் மேபி இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்